சோகல காய்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கான கடன் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேவா ஸோ லைக் பட்டன் பண்ண அமுக்கலாம் லைக் பண்ண அமைக்கிறீங்க அதுக்கப்புறமா பெல் பட்டனு அதுக்கப்புறமா லைக் கமெண்ட் பட்டனுக்கு என்னென்ன பட்டன் இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்டை ஏன் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம லிங்க் வழியாக போங்க ஓகேவா ஸோ லிங்க் வழியாக போனால் எனக்கும் வந்துட்டு ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னமோ கிடைக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு லாகின் தான் கேஸ் பண்ண போகிறீங்க டென் டேஸ் லாகின் பண்ணாலே போதும் கைஸ் டென் டேஸ் லாகின் பண்ணாலே உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைத்து விடும் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பத்து ரூபாய் ஈஸியாக கிடச்சிடும் லாகின் பண்ணாலே போதும் சும்மா ஓரமாக ஒரு ரெண்டு எம்பிக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் அது வந்துட்டு சிம்பிளாக பத்து ரூபா ஏன் ஆயிரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ரீடிமாக வந்துட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து பத்து ரூபா ஆயிடுச்சு பத்து ரூபாக்கு ஆஃபர் வராது கண்டிப்பாக முப்பது ரூபா ஆஃபர் ஏதாவது வரும் ஓகேவா ஸோ அதை வச்சு நீங்கள் முப்பது ரூபா ஆஃபர் போட்டுடலாம் அதுக்கப்புறமா நூறுரூபாவும் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே போதும் ரொம்ப எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது ஸோ ஓகேவா ஸோ வளவளன்னு பேசாமல் அந்த ஆப் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ காமிச்சிடுறேன் கைஸ் ஸோ இந்த ஆப் தான் கைஸ் இந்த ஆப்போட நேம் வந்துட்டு ஜம் கேஷ் ஓகேவா ஸோ இதில் வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓகே வரேங்க ஸோ யூஸ் ஜிமெயில் ஐடி அப்படின்னு வந்துட்டு கேட்கு ஸோ இதில் வந்துட்டு என்னோட ஜிமெயில் ஐடி வந்துட்டு கிளிக் பண்ண சொல்லுவோம் ஓகேவா ஸோ எந்த ஜிமெயில் ஐடியோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இதை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் இது கண்டி ஓகேவா ஸோ um, இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு லோட் ஆகட்டும் ஓகேவா ஸோ லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உள்ளே என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு காமிக்கும் ஓகேவா ஸோ உள்ளே வந்துட்டு ரெஃபரல் கோடு வந்துட்டு இந்த ரெஃபரல் கோடு ஓகேவா இந்த வீடியோவில் இருக்கிற ரெஃபரல் கோடையே போட்டு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு லிங்க்லேயே ஒரு ரெஃபரல் கோடு இருக்கும் அந்த ரெஃபரல் கோடையும் எடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு கா அதில் வரல அப்படின்னா மட்டும் அந்த ரெஃபரல் கூட கரெக்டாக போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ போட்டதுக்கப்புறமா வந்துட்டு டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு காமிக்க ஓகேவா ஸோ டெய்லி ரிவார்ட்ஸ் மூலியமாகவே நீங்கள் ஏன் பண்ணிடலாம் ஸ்பின் அப்படிங்கிற வந்து சில்லறத்தனமாக தான் கைன் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ டெய்லி ரிவார்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிடலாம் பத்து நாள் இதில் வந்துட்டு டெய்லி ரிவார்ட்ஸில் ஏன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அது மட்டுமே இல்லாமல் டாஸ்க் ஆஃபர்ஸ்னு இருக்குது ஓகேவா இந்த டாஸ்க் ஆஃபர்ஸில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மூணு ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு பத்து பத்து ரூபாய் ஏன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு வந்துட்டு மூணு ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ் அது வந்துட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டாலே அது வந்துட்டு காமிக்கும் ஓகேவா ஸோ அது வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு அது பேர் என்னது ரீடியம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மூணு ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கன்ஃபார்மாக ஓகேவா ஸோ நான் வந்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்திருக்கேன் அதனால் மட்டும் தான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பேமெண்ட் வந்து வந்துடும் ஓகேவா ஸோ இது வந்துட்டு காமிக்கும் ஓகேவா ஸோ எந்த சை எந்த டைம் பே எந்த சைடு வந்துட்டு பேமெண்ட் காமிக்கணும் அப்படின்னு வந்துட்டு கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற இது ஓகேவா ஸோ மொதல் ஒரு சின்ன இருக்க சின்ன அப்ளிகேஷன் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஓகேவா ஸோ எம்பி கம்மியாக இருக்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும் வேறு ஒரு ஒன்றும் காமிக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட் வந்து ஒரு பர்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது ஓகேவா கைஸ் அந்த ஐக்கானை மட்டும் டச் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்துட்டு இது பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு இன்வைட்டுக்கான ஆப்ஷன் ஓகேவா ஸோ நான் வந்துட்டு இன்வைட் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு யாராவது இன்வைட் பண்ணிங்கனாலே ஒரு பத்து ரூபா கிடச்சிரும் ஓகேவா கே சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஓகேவா ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கூட தெரில ப்ளே ஸ்டோரில் என்றைக்கு தூக்க போகிறாங்க அப்படின்னு தெரில நல்லா இருந்தால் தான் பிடிக்காத சரி ரைட் பார்ப்போம் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு அப்படியே இருக்கேன் பாருங்கள் ஸோ கடைசியில் வந்துட்டு காமிக்கும் ஓகேவா கைஸ் அந்த பர்ஸ் ஐக்கான மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்துட்டு ஏர்ன் பண்ணதை வந்து ரீடீம் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இந்த பார்த்தீங்களா மை ஏர்னிங்ஸ்ன்றது இருக்குது அது வந்துட்டு நான் இரநூத்தி ஏழு இதுமே வேறு ஒரு ஐடியில் வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதில் வந்துட்டு ரீடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ் அது வந்துட்டு தொட்டாலே போதும் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணிடலாம் ஓகேவா கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் படி விட்ருங்க ஓகேவா ஸோ பை